பிரைஸ் அலாட் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை வேலையிலும் இந்த ஜீவ வார்த்தையின் நிகழ்ச்சியின் மூலமாய் மறுபடியும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சூழ்நிலைகள் வித்தியாசமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது எங்கிலும் விசேஷமாக நம் நாட்டிலும் கூட சூழ்நிலைகள் நாம் நினைத்த அளவில் அல்ல அது வித்தியாசமாக சென்று கொண்டிருந்தாலும் கர்த்த கத்தர் கிருபையுள்ளவராக இருக்கிறார் கத்த நம்மை பாதுகாக்கிறார் துச்செய்திகளின் மத்தியிலும் தேவ பாதுகாப்பு உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் உண்டு அதனால தான் இந்த காலை வேலையில் நாம் ஆண்டுடைய பிரசனத்தில் வந்து இணைந்திருக்கிறோம் அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு எழுதி வருகிற சாட்சிகளுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் அது மாத்திரமல்ல தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எங்களுக்கு எழுத மறவாதிருங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்புகளை குறிப்புகளை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் எழுதி அனுப்பினால் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக காத்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இன்றைக்கும் உங்களுக்காக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைக்க இன்றைக்கும் கத்துடைய வார்த்தை உங்களுக்காக யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பதினைஞ்சு யோவான் பதினைந்து நான்கு ஜான் ஃபிஃப்டீன் வேர்ஸ் ஃபோர் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது நீங்களும் என்னை நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் ஹலோ இல்லையா அபைட் நிலைத்திருங்கள் என்கின்ற இந்த தலைப்பில் உங்களோடு கூட நான் வேகமாய் சில காரியங்களை இந்த காலை வேலையில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் நிச்சயமாக இது உங்களுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய பிரயோஜனத்தையும் உண்டு பண்ணும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன் ஆண்டவர் சொல்கிறார் என்னை நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் நிலைத்திராவிட்டால் தானாக என்ன பண்ண முடியாது நம்மால் கனி கொடுக்க முடியாது என்று வசனம் சொல்லுகிறது அப்போ இந்த காலை வேலை கூட கத்துடைய வார்த்தை நமக்கு அவரை நிலைச்சிருந்தால் தான் கனி கொடுக்கும் வாழ்க்கை வேறு எந்த முயற்சிகளை வேணால் நம்ம செய்யலாங்க வேறு என்னென்னமோ முயற்சி செய்யலாம் ஆனால் கனி கொடுக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னால் அவரில் நிலைத்திருக்கணும் நிலைத்திருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும் கனி கொடுக்க முடியும் ஆண்டவர் சொல்கிறாரு அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் கனி கொடுக்க முடியும் அப்போ தான் நான் உங்களை நிலைச்சிருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய நல்ல தேவன் நல்ல லூயா நம் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி நம்ம என்றென்றும் நினைத்திருக்கிற தேவன் நாம் கனி கொடுக்க விரும்புகிறார் அப்போ கனி கொடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கனி கொடுக்கும் வாழ்க்கை தான் வெற்றி வாழ்க்கைன்னு அநேக செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க அநேக வேதங்கள் வேதத்தில் உள்ள அநேக காரியங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆனால் இந்த கனி கொடுப்பது கொடுக்கறது என்பது அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான் ஒரே ஒரு காரியத்தை தான் வேதம் சொல்லுது கனி கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அதில் ஒரு ஜெய ஜீவியத்தை செய்யணும்னு ஆசைப்பட்டா ஒரே காரியம்தான் என்னில் நீங்கள் நிலைத்திருந்தால் நான் உங்களில் நிலைத்திருப்பேன் நான் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்களா அதிக கனிகளை நாம் கொடுப்போமா ஆனால் செடியானது தான் என்ன பண்ண கொடி என்ன பண்ணாது நிலைத்திராவிட்டால் திராட்சை செடியில் நிலைத்திரா அது தானாய் கனிகளை என்ன பண்ண முடியாது கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்காது அப்போ தானாக கனி கொடுக்குற முயற்சி வந்து அது வீணான முயற்சி அப்போ சில பேருடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா வீணான ஓட்டமாக இருக்கும் நிறையா முயற்சி பண்ணுவோம் நிறைய நேரங்களை செலவிடுவோம் நிறைய காரியங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த அனுபவங்களெல்லாம் செலுத்தி பார்ப்போம் ஆனால் அது கனி கொடுக்கல அதில் ஒரு ரிசல்ட் வரல அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு வந்து வீணாய் போய்விடும் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது எனக்கு ஒரு என் ரிசல்ட் வேணும்னு எத்தனை பேர் இந்த காலை வேலை இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை பார்த்துட்டு எனக்கு ஒரு என் ரிசல்ட் வேணும் நான் ஓடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் என் வாழ்க்கையின் ஓட்டத்திற்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் நான் ஒரு நம்பிட்டு இருக்கேன் இல்லையா அந்த நம்பிக்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அதுக்கு ஒரு கனி வேணும் அதற்கு வந்து ஒரு முடிவு வேணும் அதனுடைய பிரதிபலனை நாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு வேலை ஆவலாக இருந்தீங்கன்னா அது மாறவே மாட்டேங்குது நான் எப்போ தான் பிரதிபலனை பார்ப்பேன் என் வாழ்க்கையில் எப்போ இந்த கனி வரும் எப்போ இந்த முயற்சிக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு அது ஜப வாழ்க்கை இருக்கலாம் நிறைய பேர் அநேக காரியத்துக்காக நீங்கள் ஜபித்து கொண்டு இருப்பீங்க சில காரியத்துக்காக சில பேர் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய முயற்சி பண்ணி பண்ணி பண்ணி எப்பொழுது இதில் நான் வெற்றி பெறுவேன் என்று நீங்கள் ஒரு வேலை நீங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கலாம் சில பேர் நிறைய காரியங்களை தன் மனதில் வச்சுட்டு அதை அதனுடைய அதை தன்னுடைய லக்கா வைத்து ஓடிக்கொண்டிருப்பாங்க வாழ்க்கையின் ஓட்டத்தை அப்படி இருக்கும்போது அதனுடைய பலன் நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும் போது தான் என்ன பண்ண முடியும் அந்த பலன் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் படிக்கிறதுக்கு ரிசல்ட் வந்தால் தான் படித்ததுனுடைய பலனை நம்ம ரிசல்ட்டில் நம்ம பார்க்கணும் இப்போ இது இந்த நிலைத்திருங்கள் என்பதை நான் எதோடு ஒப்பிடுகிறேன்டா நீங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிறதோடு நான் ஒப்பிடு அது ஆண்டவர் சொல்கிறாரு எதுக்கப்பா நிலைச்சிருக்கணும் கனி கொடுக்க நிலைச்சிருக்கணும் இல்லையா வெளியே வரு தெரியப்படுவது நம்ம அறியப்படுவது கனியினால் என்று வேதம் சொல்லுது நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் அந்தந்த மரம் அந்தந்த கனியினால் அறியப்படும் சொல்லிட்டு வசனம் அப்போ கனி தாங்க என் ரிசல்ட் நம்ம ஓடி இந்த வாழ்க்கை வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்க ஓட்டமானாலும் சரி ஆவிக்குரிய ஓட்டமானாலும் சரி கனிதான் கனிதான் அப்போ அந்த கனி கொடுக்கறதுக்கு தேவன் அருளும் ஒரு ஒரு வார்த்தை என்னென்னா அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு கட்டளையை தான் கத்தர் கொடுக்க பெரிய கட்டளைலாம் ஒரே கட்டளை ஏன் என்னில் நிலைத்திருங்கப்பா நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீங்க ஏன் நான் நிலைத்திருக்க வேண்டும் கத்தர் இல்லை நான் கனி கொடுக்க நிலைத்திருக்கணும் நான் அப்போ தான் வந்து எனக்கு வாழ்க்கையின் ஓட்டத்தில் நான் நான் பலனை பார்ப்பேன் நான் எதற்காக ஓடிக்கொண்டிருக்கணும் அதை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்குது நான் அவரோட கனெக்ட் கனெக்ட் ஆகிருந்தால் தான் அது உலக பிரகாரமான காரியமாக கூட இருக்கலாம் ஆவிக்குரிய கனி ஆவியின் கனிகளாக கூட இருக்கலாம் எந்த காரியமானாலுங்க அவரை நிலைத்திருந்தா தான் நமக்கு அவரை நம்பி அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கும் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கையில் if you want see the end result and if you want see the reward in your life you have to remain in him hello you have to abide in அவரோடு கூட நீங்கள் நிலைத்திருந்தால் மாத்திரமே கனிகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும் ஒருவேளை நான் வித்தியாசமாக ஓடிக்கொண்டிருப்பேன் என்று சொன்னால் வேதம் என்ன சொல்கிறது நான் வேற ஃபார்முலாவை யூஸ் பண்ண பண்ணுறாங்க நான் வேறு விதமாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அதில் எனக்கு கனி வருமா அப்படின்னா வசனம் சொல்லுகிறது அதே அதிகாரம் யோவான் பதினைந்து ஐந்தில் இப்படி சொல்லுது நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது வசனம் தெளிவாக சொல்லுது for without me you can do nothing for without me you can do nothing என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு அப்போனா அப்போ இந்த நிலைத்திற்கு இல்லாமல் நான் வேறு விதமாக நான் முயற்சி பண்ணேன்னா வசனம் தெளிவாக சொல்லுது ப பதினஞ்சு அஞ்சு யோவனில் என்னை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது அது ஒன்று கூட செய்ய முடியாதான் அதாவது கொஞ்சம் காரியத்தை சாதிக்கலாமா இல்லை அப்படி பாசனம் அப்படி சொல்லலைங்க ஒன்றும் செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது என்று யோவான் பதினைஞ்சு அஞ்சு அப்போது நிலைத்திருக்கிறது பெற்றுக்கொள்வதற்கு அப்போ பெற்றுக்கொள்வதற்கு வேறு வழி இருக்கா வேறு என்ன சோர்ஸ் இருக்கா அப்படின்னா வேதம் சொல்லுது இல்லைப்பா என்னை நிலைத்திருக்கா விட்டால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது யூ வில் டூ நத்திங் நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போது அப்போ எந்த அளவுக்கு அப்போ ஒரே சாய்ஸ் தான் நமக்கு நம்ம நம்பிக்கைக்கு ஒரே சாய்ஸ் அவர் தான் நம்பி இருக்கிறேன் அவர் தான் ஆண்டவர் என்று சொல்லுகிற ஜனமாக நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரே சாய்ஸ் தாங்க இந்த காலை வேலையில் உங்கள் வாழ்க்கையில் கத்து சில மாற்றங்களை கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டம் வீணான ஓட்டமாக இருக்கக்கூடாது நீங்கள் ஆகாயத்தில் அடிக்கிறவர்களாக சிலம்பம் பண்ணக்கூடாது நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் பெற்று பவுல் சொல்கிறார் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு என் ஓட்டம் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஓட்டமாக இருக்கணும் நான் ஓடுனா அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும் நான் ஓடுனா அதில் ஒரு கனி வரணும் நான் ஓடுனா அது என்னுடைய ஓட்டம் வெற்றியின் ஓட்டமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த காலை வேலை ஆண்டவர் சொல்ல என்ன அப்போ எந்த ஓட்டமாக வேணால் இருக்கலாம் உலக ஓட்டமாக இருக்கலாம் ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஓட்டமாக இருக்கலாம் ஊழிய ஓட்டமாக இருக்கலாம் நிலைத்திருந்தால் மாத்திரமே எனக்கு வந்து என்ன பண்ண முடியும் கனியை பார்க்க முடியும் என் ரிசல்ட்டை பார்க்க முடியும் என் முடிவை பார்க்க முடியும் பலன்களை பார்க்க முடியும் என் வாழ்க்கையில் அலலூயா கத்த சொல்லுகிறார் என்னை நிலைத்திருங்கள் வேறு வழி இல்லை என்னை நிலைத்திருந்தால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வசனம் சொல்லிவிட்ட பிறகு நாம் மற்ற எல்லா முயற்சியும் கைவிட்டு விட்டு அந்த ஒரே முயற்சியாய் அவரை நிலைத்திருப்பதை நோக்கி நாம் அலலூயா இன்றைய இருதயத்தையும் உங்களுடைய செவிகளையும் நீங்கள் சாய்க்க வேண்டுமா நான் கேட்டுக்கிறேன் அப்போ எதுலலாம் கத்தர் நிலைத்திருக்க சொல்கிறார் அவர் நிலைத்திருக்குன்னு சொல்லிட்டாரு அதனுடைய அதனுடைய வேறு பரிமாணம் என்ன அதனுடைய உள்ளடக்கம் என்ன அதனுடைய உள்ளடக்கம் என்ன அப்போ அவர் நிலைத்திருக்குதுன்னா என்னங்க எதுலலாம் நிலைச்சிருக்கணும் நான் அப்போ அவர் நிலைத்திருந்தால் எந்தெந்த காரியங்கள்லாம் நான் நிலைத்திருப்பதின் வெளிப்பாடாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன் முதல் காரியம் முதல் காரியம் வசனம் சொல்லு அதே அதிகாரத்தில் பதினைஞ்சாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி சொல்கிறது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் த லாட் எத்தனை பேருக்கு ஆசை நான் கேட்குறதெல்லாம் எனக்கு கிடைக்கணும் அது அது வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இல்லையா கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வது ஒரு பெரிய ஆசீர்வாதம் வசனம் சொல்லி கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி எப்போ கொடுக்கப்படும் எப்போ கொடுக்கப்படும் வசனம் நிலைத்திருக்கணும் எதில் நிலைத்திருக்கணுமா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக அதே அதிகாரத்தில் கர்த்தர் ஆண்டவராக இயேசுவின் வாய்மொழிகள் இது நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் அவருடைய வார்த்தையை உங்களிலே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா if the word remained inside you அவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அதுக்கு பிதா தருவாங்க அப்போது இன்றைக்கி நிறைய பேருடைய ஒரு ஒரு ஒரு ஒரு தாங்கல் மனத்தாங்கல் என்ன என்னடா ஜபம் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் ஜபத்திற்கு ஒரு மாற்றம் ஒன்று கூட கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்குது எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் எப்போ ஒரு என் லைஃப்பில் நான் ஜபம் பண்ணிகிட்டு இருக்க காரியத்திற்கு ஒரு முடிவை பார்ப்பேன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் நிறைய கிறிஸ்தவ வட்டாரங்களும் இந்த கேள்வி இருக்கும் இந்த ஜபத்திற்கு எப்பொழுது பதில் பல ஆண்டுகள் இதே ஜபம் இருக்கிறது இந்த ஜபத்திற்கு முடிவு வராதா இந்த ஜப விண்ணப்பம் நன்றியின் நன்றி கூறுதலாக எப்போ மாறும் அப்படின்னு ஒரு வேலை நிறைய பேர் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு பதில் வரும் எப்போ என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தா அவருடைய வார்த்தையில் நாம் நிலைச்சிருக்கணுங்க கத்தருடைய வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய உபதேசங்கள் பெருகி வருகிறது எந்த உபதேசத்தை நல்லதுன்னு சொல்கிறது எந்த உபதேசத்தை தடுறதுனே சொல்ல எல்லாருமே அழகாக தான் சொல்கிறாங்க எல்லாருமே வேதத்தில் இருந்து தான் பேசுகிறாங்க ஆண்டவர் சொல்கிறார் கடைசி நாட்களில் நமக்கு தேவையானது ஒன்று தாங்க வார்த்தை வார்த்தை அந்த வார்த்தையை பிடிச்சிக்கணுங்க வார்த்தை தான் பட்டயம் ஆண்டவர் வந்து வார்த்தையினால தான் உலகத்தை உண்டாக்குனார் வார்த்தையினால தான் என்ன பண்ணார் சத்ருவை என்ன பண்ணார் கத்தர் மேற்கொண்டார் இன்னும் அது மாத்திரமல்ல நானே வார்த்தை அப்படின்னு சொன்னார் வார்த்தை ரொம்ப முக்கியம் எந்த எந்த கிறிஸ்தவர்களுக்கும் வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த காலையில் நான் சொல்கிறேன் வார்த்தை உங்களுக்கு நிலைச்சிருந்தா உங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதங்களை நான் கூறுகிறேன் ஒன்று நீங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் எதெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களோ அது உங்களுக்கு கற்று தருவார் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணது போதுங்க இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க வார்த்தையை நான் நினைச்சிருக்க வைப்பேன் நான் கேட்குறத கத்தர் எனக்கு தருவார் ஹலோ லூயா அந்த விசுவாசம் உங்களுக்கு இன்றைக்கு உண்டாகட்டும் முதல் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நிலைத்திருக்கணும் வார்த்தை நிலைத்திருந்தால் நான் கேட்டுக்கொள்கிற காரியத்தை நான் பெற்றுக்கொள்கிறவனாய் மாறுவேன் அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றாம் சங்கீதம் ரெண்டு மூன்று வசனங்கள் கத்துடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையதுராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் ரெண்டாவது ஆசீர்வாதம் அந்த வார்த்தை உங்களில் நிலைச்சிருந்தா ஃபஸ்ட்டு காரியம் கேட்குறதெல்லாம் கிடைக்கும் வசனம் அப்படி தான் சொல்லுது ரெண்டாவது காரியம் உங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் வரும் நிச்சயமாக நீங்கள் நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் திகைக்க வேண்டாம் வார்த்தை இருந்தால் போதுங்க நீங்கள் கேட்டுக்கொள்வதை தருவேன் என்று வசனம் சொல்லுகிறதுனா அதன்படியே கர்த்த செய்ய உண்மை உள்ளவராக இருக்க ரெண்டாவது காரியம் அவன் செய்வது எல்லாம் வாய்க்குமா அப்போ பாருங்கள் வார்த்தை நிலைச்சிருந்தா ரெண்டு ஆசீர்வாதம் ஒன்று தொட்டதெல்லாம் தொடங்கும் ஒன்று கேட்டதெல்லாம் கிடைக்கும் இதை விட ஒரு ஆசீர்வாதமான மனுஷன் யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாதுங்க இது ரெண்டு இருந்தால் போதுமே எந்த மனிதனுக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அதுதாங்க நிலைத்திருக்கும் ஆசீர்வாதம் ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரிங்க உலக பிரகாரமான வாழ்க்கையானாலும் சரி உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கணுமா செய்கிற காரியம்லாம் வாய்க்கணுமா கேட்குறதெல்லாம் கிடைக்கணுமா ஒரே ஒரு காரியம்தான் நிலைத்திருக்கணும் அவரில் அது மாத்திரமல்ல வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் அலையிலுயா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை கத்தர் உங்களுக்கு தருவார் அது மாத்திரமல்ல நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் அந்த வார்த்தை இருந்தால் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லி இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் எந்த ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தாலும் பரவாயில்ல உங்கள் ஓட்டம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நிலைத்திருந்தால் கர்த்தர் உங்கள் வழியை வாய்க்க செய்வார் யோசுவாவுக்கு ஒன்றாம் அதிகாரம் ஒன்றா ஒன்றாம் அதிகாரம் அவன் மோசைக்கிட்ட தலைமைத்துவத்தை எடுத்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு வார்த்தையை கட்டளையை கை கொண்டினா உன் வழி வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறாரு லூயா உங்கள் வழியும் வாய்க்கும் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு தரப்படும் இந்த வார்த்தைக்கு செவி சாய்த்து உங்களை அர்ப்பணியுங்கள் கத்த பெரிய காரியங்களை செய்ய உண்மையும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் நிலைத்திருப்போம் கனிகளை கொடுப்போம் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓட்டத்தை நாம் ஓடுவோம் நாம் ஆதாயத்தில் அடிக்கிறவர்களாக சிலம்பம் பண்ணுகிறவர்கள் அல்ல நாம் பெற்றுக்கொள்கிறவர்கள் நாம் ஜெயம் கொள்கிறவர்கள் முடிவு பரியந்தம் ஜெயத்தை உங்களுக்கு எனக்கு கத்தர் கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும் கண்களை மூடி ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே சர்வ வல்லமையுள்ள தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இந்த கேட்ட வசனத்திற்கு எங்கள் இருதயத்தை முற்றிலுமாய் நாங்கள் சாய்க்கிறோம் ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம் அப்பா நீ சொன்னபடி அப்பா உண்மையில் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் கண்ணிகளை கொடுப்போம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆண்டவரே ஜெயம் பெறுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களை வார்த்தை நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எங்களுக்கு கிடைக்கும் எங்கள் வழி வாய்க்கும் ஆண்டவரை இந்த வசனத்தின்படி அப்பா யாரெல்லாம் ஆண்டவரை என்னோடு கூட ஆண்டவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்காங்களோ அவர்கள் வாழ்க்கையில் அவங்க வழி வாய்க்கட்டும் அவங்க கேட்டுக்கொள்வது அவர்களுக்கு தரப்படட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் அவங்க சூழ்நிலை மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால சூழ்நிலை மாறட்டும் என்று சொல்லுகிறேன் ஆண்டவரை எல்லா பலவீன படுக்கையும் மாறட்டும் இயேசுவின் பலன் ஆண்டவரே பலவீனங்கள் மேலே அமரட்டும் ஆண்டவரே இந்த கொரோனா பயத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால அந்த பயம் புறம்பே தள்ளப்படுவதாக இயேசுவின் நாமத்தை அந்த பயம் எப்பொழுது போய் ஒரு விடுதலை விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்தில் அந்த பயத்தில் இருந்து விடுதலை பேசுகிறேன் ஆண்டவரை ஆண்டவரே நீர் அவர்களுக்கு சுகத்தை தாங்க ஆரோக்கியத்தை தாங்க மன திடத்தை தாங்க என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இப்பொழுதே ஆண்டவரே புத்தி கெட்டாத தேவ சமாதானம் அந்த குடும்பத்தை அந்த உள்ளத்தை இப்பொழுதே ஆளக்கடவுது ஆறுதல் வரக்கடவுது என்று சொல்லி ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி எல்லாரையும் ஆண்டவரை எங்களுடைய கரத்தின் நிழலில் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க தீங்கு கடந்து போக மட்டும் நீங்கள் கண்மலையின் வெடிப்பில் ஒழித்து ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்டோத்திரம் சகல சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக may God bless you all